நல்லா இருக்குது இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை அண்ணா நல்லா செமையாக இருக்குது அண்ணா நம்ம எங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்டை சொன்னேன் நம்ம ஊரில் இந்த மாதிரி கடை வச்சா எப்படி இருக்கும் அதான் கேட்டுருக்கேன் hi viewers welcome back to channel trending talks நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹேர் கட் முடிச்சுட்டு பயங்கர பசியாக இருந்ததா புருஷோக்கத்துலேயே இருக்க இங்கே ஒரு தட்டு இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிரபலமான கடைன்னு சொல்லணும் ஜெய் ஸ்ரீ வைஷ்ணவாஸ் வைஷ்ணவாஸ் தட்டி இட்லி கடைனா தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் புரட்சிவாக்கத்தில் அதர் ஏரியாவிலேருந்து வரவங்க கண்டிப்பாக இந்த கடையிலையும் ட்ரை பண்ணுங்கள் வெரைட்டி பயங்கரமாக வச்சுருக்காங்க நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அன் டைமு இன்னும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து இங்கே எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் யூனிக்காக இருக்குங்க வெரைட்டி நேம் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம இதை செகண்ட் வீடியோவும் போடுவோம்னு நினைக்கிறேன் தோசையிலேயே நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க இதில் சாக்லேட் தோசைலாம் இருக்குது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பன்னீர் பட்டர் மசாலா தோசை மைசூர் மசாலா தோசை செடிநாடு மசாலா மசாலா எல்லாமே ஒரு நாலு மணிலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ப்ரெட் தோசை இருக்குது ப்ரெட் தோசை எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் மெக்சிகன் ப்ரெட் தோசை யூனிக்காக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது ஃபாஸ்ட் மூவிங் இங்கே எப்பவுமே க்ரௌடடாக இருக்கும் நானே நிறையா இந்த கடையில் டைனிங் பண்ணியிருக்கேன் இன் பர்சன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட இந்த கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் கார்னர்ஸில் பெஞ்சஸ் இருக்குது ரொம்ப முடியாதவங்க உட்காந்துக்கலாம் இங்கே ஒரு ரெண்டு ஸ்டூல் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா இங்கே நின்றுட்டு தான் நீங்கள் இதை சாப்பிட முடியும் இங்கே வந்து சூடாக கொடுக்குறாங்களாங்க அதான் இதோட ஸ்பெஷல் கூடவே இந்த இடத்துல என்னால் பார்க்க முடியுது இவங்க ஒரு சர்வி ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க the Savera foodie boss award two thousand nineteen இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டும் நமக்கு பார்க்க முடியுது செல்ஃப் சர்வீஸ் தான் இங்கே பொறுத்த வரைக்கும் ஜொமேட்டோ அவைலபிள் இருக்குது டேஸ்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணலாம் ஸோ தட்டு இட்லி ரெடி எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு முப்பத்தி நாலு செம்ம சூடாக இருக்குது இட்லி இன்னும் நாலு மணி மேலே போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் சாப்பிட்ருவோம் அதான் ஸ்பைஸியாக இருக்குது கீயும் அந்த பொடியோட டேஸ்ட்டும் இட்லியோட சூடும் சேர்த்து வேறு ஒரு அரோமாவை கொடுக்குது நமக்கு இங்கே நிறையா நார்த் இந்தியன்ஸ் வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுடிஸ்க்கு செம்ம பிளேஸுங்க இந்த பாருங்க அந்த நெய் வந்து தலை தலை தலைன்னு ஊற்றிருப்பாங்க செம்ம டேஸ்ட்டு சாம்பார் வந்து எப்படி இருக்குது இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா செஷ்வான் கார்ன் சீஸ் தோசா பேரே லென்த்தாக இருக்குது ப்ரெசன்டேஷன் தான் செம்மையாக இருக்குன்னு சொல்லணும் தோசையில் ஒரு ஏதோ மசாலா போட்டு அதில் கார்ன் இருக்குது மயோனஸ்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சீஸ் எல்லாம் போட்டிருக்காங்கப்பா ஓ ஓ ஓ பயங்கர இதுவாக இருக்குது ஆக்சுவலி ஜூஸியாக இருக்குது நம்மளால் அதை மொத்தமாக எடுக்க முடியல பிச்சையை சாப்பிடுவோம் சூடு வேற வா ஆக்சுவலி இட்லி தோசையே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடை செம்ம ஒரு ஃபீஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நல்ல சூடுப்பா ஓ ம் செம்மையாக இருக்குது கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும் அந்த ஸ்பைசி அடைக்கிறதுக்கு மயனஸ் கொடுத்துருக்காங்க தோசை மாதிரி இல்லை கொஞ்சம் பீஸா டேஸ்ட் கொடுக்குது எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் அப்படியே வலிகிற அளவுக்கு இருக்குது அந்த மசாலாவிலேருந்து எல்லாமே செம்மையாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தோசை சாப்பிட்றவங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நல்லா இருக்கும் பிரெட் தோசை நான் கூட பிரெட்டை பிச்சு தோசை எனக்கு கொடுப்பாங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன் அவங்க கிடையாது பிரெட்டில் தோசையோட ஸ்டப் வச்சு நமக்கு கொடுக்குறாங்க டிஃப்ரெண்டாக கூட நினைக்கிறேன் மைனஸ் தண்ணி போடாதீங்க அப்படின்ட்டு ஜிம்முலாம் ஆகிடாதையா மைனஸ் சாப்பிடும்போது செம்ம சூடாக இருக்குது ஆஸ் யூஸ்வல் மசாலாவை பார்த்துடலாமா மசாலா பாருங்கள் பயங்கர ரோஸ்டடாக ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போதே அப்படி தான் எனக்கு தெரியுது டேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இந்த ப்ரெட் தோசையோட மசாலா பண்ணியா இவ்வளோ ரோஸ்டடாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்பைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் வில் செக் இட் அவுட் இந்த ஸ்பைசினஸ் போகணுன்றதுக்காக தான் மைனஸ் கொடுத்துருக்காங்க அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க சூடாக இருக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் பிரெட் தோசா இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மசாலா கொடுத்துருக்காங்க பயங்கர ஸ்பைஸியாக ரோஸ்டடாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம் ஜூசினஸ் அப்படியே தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் அந்த சூடு அதுவுமா மைனஸில் ஒரு முக்கு முக்கி சாப்பிட்றோமா ஓச்சோ பயங்கர ஜூசினஸாக இருக்குது அதனால் மைனஸ் இதில் வச்சு சாப்பிட்றோம் பயங்கர சூடு எந்த அளவுக்கு ஜூஸ்னால் நீங்கள் ஒரு சியூ பண்ணும்போது அப்படியே வளையிற அளவுக்கு பயங்கர ஜூஸியாகவும் இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை நான் கண்டிப்பாக சொல்லணும் பார்க்கறது தான் அவ்வளோ ஸ்பைசி பட் சாப்பிட்றதுக்கு இல்லை கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மைனஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது நிறைய வெரைட்டி சாப்பிட்ணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நான் இந்த வைஷ்ணவாசை சஜஸ்ட் பண்ணுவேன் நிறைய இருக்குது கைஸ் நான் இப்போ டைம் இல்லை ஷாப்பிங் போகணுன்றதுனால கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறேன் நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ணுவோம் இதே வைஷ்ணாவில் செமையாக இருந்தது ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்மளோட கூட ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேங் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட ரிவ்யூ எப்படி இருந்ததுன்னு கேட்டுருவோம் ஹோல்ட் ஆன் ஹாய் ஹாய் எப்படி இருந்தது இங்கே நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் நல்லா நல்லா இருந்துச்சு இந்த இட்லியில் வந்து ஒரு பொடி ஒன்று போட்டு தந்துருக்காங்க ரொம்ப செமையாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் இது சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு அண்ணன் எந்த ஊர் திருநெல்வேலியிருந்து வரேன் ஆ கிடையாது திருநெல்வேலிருந்து வரேன் நல்லா இருக்குது இதான் ஃபஸ்ட் டைம் நல்லா நல்லா இருக்குது சாப்பாடு என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு கூப்பிட்டு வந்தாங்க நேம் அன்வர் எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி நான் ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்துட்டுருக்கிறேன் சென்னைக்கு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வருவேன் சம்டைம் ஒன் மந்த் ஒன்ஸே வருவேன் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு என்னுடைய லஞ்ச் வந்து இங்கே வந்து தான் எடுக்கிறது மார்னிங்கில் இல்லை இங்கே டூ டுவெல் ஓ கிளாக் மேலே இருக்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே ஒரு தட்டு இட்லி சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அடுத்த டிஷ்ஷு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரேட் உணவு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ப்ரெட் தோசை ஓகேங்களா இதில் மெக்சிகன் கான் அப்புறம் இட்டாலியன் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தட்டு இட்லி வச்சுக்கிறது அதே ஆலிவ் ஆயில் ஃபேவரேட் நார்மலாக ரெண்டு இருக்குது ஆலிவ் ஆயில் இப்போ நம்ம சாப்பிட்டது வந்து ஆலிவ் ஆயில் ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த டைம் பிளான் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க அவர் ஒரு ஒருக்கா அப்போ கூட வந்தோடனே இன்றைக்கி மார்னிங்லேருந்து சாப்பிடாம டே மதியம் அங்கே போய் சாப்பிட்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி என்ன ரீசன் சொன்னீங்கன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை நம்ம ஃபீல் பண்ணாத அவனும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அழைச்சிட்டு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு இட்லி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு என்னோட நேம் கான் இது நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் தோசையோட ரொம்ப பெரியது எந்த கடைக்கு போனாலும் என்ன தோசை கேட்டாலும் பேப்பர் வேணும் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லுவார் என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை எனக்கு பேப்பர் மாதிரி தான் போட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அவருக்காகவே என்ன செஞ்சுட்டார் ரெண்டாவது வந்து தோசையிலையும் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரெட்டு ஸோ அதை வந்து ஒன்று வாங்கி இது வரைக்கும் அவங்க சாப்பிட்டதில்லை ப்ரெட் தோசை ஸோ எல்லோரும் கொண்டு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம் இதை கொடுத்துருக்கோம் நம்ம முன்னாடி லைவாக இப்போ சாப்பிட போகிறாங்க காந்தன் தான் நல்லா இருக்கு இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை அண்ணா நல்லா செமையாக இருக்குது நம்ம எங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்டை சொன்னேன் நம்ம ஊரில் இந்த மாதிரி கடை வச்சா எப்படி இருக்கும் அதான் கேட்டுருக்கேன் இங்கே செமையாக இருக்குது தோசையும் நல்ல முருவலாகவும் நல்லா அந்த பொடி போட்டு தந்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது ஆ தேங்க்யூ ஸோ மச் நல்ல ரிவ்யூ ஒன்று கேட்டோம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இது நிறைய பேரோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குன்னு நான் சொல்வேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதை தாண்டி சாப்பிட்டதும் செரிக்குதுங்க வெளியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் தகட்டும் நெஞ்சிலே இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ரெகுலராக நான் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஷாப் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க இதே அனுபவம் தான் உங்களுக்கும் கிடைக்கும் இது அட்ரஸ் பார்த்தீங்கன்னா Kilpauk Ormes road number four landmark landmark வந்து பாதாள பொன்னியம்மன் கோவில் அண்ணா இங்கே என்ன மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் கொடுக்குறீங்க எவ்வளோ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எத்தனை வருஷமாக இந்த கடை நடந்துகிட்ருக்கு இது வந்து பதினேழு வருடமாக நடந்துகிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி மெயின் டிஷ்ஷு அதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் தோசை தட்டு இட்லி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கோ அந்தளவுக்கு தோசையும் இருக்குது variety of dosa paneer dosa Mexican bread dosa அப்புறம் schezwan corn cheese tandoori paneer cheese இதுமாரி ஒரு முப்பத்தி ரெண்டு வெரைட்டி தோசை இருக்குது சவுகார்பேட்லேயும் கீழ்ப்பாக்கத்தில் தான் கடை இருக்குது கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறது வந்து மெயின் பிரான்ச்சு சவுகார்பேட்டில் வந்து அது ஒரு பிரான்ச்சு இங்கேருந்து தான் எல்லா மெட்டீரியலும் போகுது அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு ஸோ நமக்கு இங்கே ரெண்டு ஷாப் இருக்குது கைஸ் சென்னையிலே கீழ்ப்பாக்கத்தில் ஒன்று சோக்காப்பேட்டில் ஒன்று உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருவேன் இன் பர்சன் போய் சாப்பிடுங்க ஜொமேட்டோவும் அவைலபிள் இருக்குது வீட்டிலேருந்து சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க அதுவுமே பண்ணுங்கள் தஞ்சும் இருக்குது இன்னும் நிறையா வேறு என்ன நல்ல டேஸ்ட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் ஷாப் நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெய் ஸ்ரீ வைஷ்ணவாஸ் யாருக்காவது ஏதாவது குறியிருந்ததுன்னா இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுவேன் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க until then signing off Priya Vijay trending talks